thank you இதுதான் அந்த மலை நாங்கள் இங்கே தான் டெய்லியும் வாக்கிங் வர மாதிரி வந்துக்கிருக்கோம் ரெண்டு மூணு நாளாக வந்துக்கு இருந்தோம் மூணாவது நாள் வந்து சரி மக்களாகிய உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாமேன்னு ஒரு விளாக் எடுத்து நீங்கள் வீட்டில் சும்மா இருப்பீங்களே அதனால் நீங்கள் விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க வைங்க அவ்வளோதான் வாங்க இனிமேல் நம்ம மலையில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு மலையை பார்க்கலாம் ஆஹா வாங்க நம்ம மலைக்குள்ள போகலாம் மலையில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு ஒன்றும் இருக்காது ஏதாச்சும் இருந்தால் காட்டுறோம் வாங்க போகலாம் பிரிஞ்சு போவீங்களா பிரிஞ்சு போனா அரவிந்த் கொக்கூர் சவுண்ட் கொடுங்க இப்போ கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் கேமராமேன் பார்த்துவாங்க கீழேயும் பார்க்கணும் என்னடா அமைதியாக போயிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க பேசுகிறது கண்டென்ட் கிடையாது எங்கள் பின்னாடி தொடர்ந்தாங்க மலையில் போட்டோம் நிறையா இது பேர் செந்தட்டி இதை நம்ம தட்டினா நம்மளுக்கு இதை தட்டினா நம்மளுக்கு அரிக்கும் அதான் செந்தட்டின்னு பேர் வச்சுருக்காங்க நான் லாகனே சொல்லக்கூடாது லாகம் இந்த விளாக் பண்ணுறவங்க தூக்கில் இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கும் பேச்சு நான் பேசி ஆகணும் என்னத்தை சொல்றது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது இது பேர் தான் கதா இதுக்கு பேர் தான் வாடிப்பட்டி செடி இதுக்கு பேர் தான் வாடிப்பட்டி புல் அவ்வளோதான் கஜா கஜாமுகா செடி இது பேர் உள்ள நம்மளுக்கு நம்மளுக்கு கஜா பேர் எதுக்கு வச்சாங்கன்னு இது தொடக்கூடாது அரவிந்த் கொஞ்சம் சத்தமா கேட்கல கட்டக்கூடாது கொஞ்சம் சத்தமா கேட்க கட்டக்கூடாது சத்தமா ஃபுல் டீட்டெயில்ஸோட காட்டுறோம் இங்கே வெறும் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக தான் இருக்கு இங்கே ரொம்ப ஃபுல்லாக இருக்குல்ல அதனால அங்கே தான் பாதி தான் இருக்குது இங்கே வெறும் ஃபுல்லாக இருக்கிறதுனால இங்கே காட்டாக இருக்குது அங்கே ரொம்ப மரமாக இருக்குது அதான் ரைமிங் வரலைங்க அவங்களுக்கு வீடியோ ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் ரெண்டு நிமிஷமா பேசுறது ரெண்டு நிமிஷம் இப்படி தான் லூஸ் மாதிரி அதாவது பேசுவாங்க வந்ததுக்குலாம் பேசக்கூடாது ஆமாம் இப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம் சும்மா சும்மா ஓடியாங்க இதுக்கு பேர் தான் லெமன் கிராஸ் இது நீங்கள் புழுந்தா லெமன் ஒரு எதிர்பார்க்காதீங்க எதுவும் வராது ஆனால் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா லெமன் வாசனை வரும் இஸ் நைட் நைஸ் ஸ்மெல் மூச்சு வேறு வாங்குறாங்க மூச்சுனா வாங்குறதும் காக்கானா பறக்கிறதும் தப்பு கேமராமேன் உங்கள் ஃபேஸ் எப்போ காட்ட போகிறீங்க மேலே மேலேயா உங்களை வானன்னு சொல்ல வரீங்களா என்னவே காட்ட போகிறீங்க கேமரா வானத்துலேருந்து எரிக்கல் வந்து இந்த காமெடியா நவீன சரி போ ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க நான் வேணா வெயில மறைச்சிக்கிறவா அப்பா மாதிரி ஏதாவது காமெடியா பேசுங்கடா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இங்கே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணுறோம்னா மலையில் ஏறோம்னா நீங்கள் பார்க்குறதுக்காண்டி தான் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க ஒரே அமைச்சு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் போயிட்டு அது வேற பார்க்குறவங்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் கொரோனா காலத்தில் இப்படி கும்பலாக இருக்கும் நினைக்காதீங்க நாங்கள் மூணு பேர் இருக்கனால சோசியல் டிஸ்டன்சிங்கோட தான் இருக்கோம் எங்கள் பக்கத்தில் யார் இல்லாதனால தான் நாங்கள் மாஸ்க் போடலை இல்லாட்டி நாங்கள் போட்டுருக்கோம் போடணும்பா போடணும் மக்களாகி நீங்கள் போட்டு தான் ஆகணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு யாருன்னா இருக்கு வீட்டில் அவங்களோ ஆன்லைன் கிளாஸ்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்க என்டர்டைன் பண்ணுறது தான் ஆன்லைன் கிளாஸை கிளாஸ் கிளாஸை கவனிக்காம இந்த டீச்சர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இனிமேல் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற ஏதாவது நல்லதாக பார்த்துட்டு போயிடுவாங்க கேமராமேன் பேசுகிறாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நேற்று வந்த இடம் தானே வாங்க இடத்துல போகலாம் இது மிகவும் ஆபத்தான செடின்னு சொல்ல முடியாது மிகவும் மருத்துவத்தன்மை உள்ள ஒரு செடி என்னென்ன பா சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அதாவது லாய்க்கு தான் பயப்படாது கல்லு கல்லு இந்த மாதிரி குத்தும் உடச்சி குத்துறதும் காக்கானா கத்துறதும் அப்படியே அப்பாதே வேணாம்னு சொல்லிட்டேனே நம்ம அந்த அவி நீ சீக்கிரம் இங்க பாருங்க கல்லா தெரியுது ஒண்ணுமே தெரியலையே கல் இது கண்ணத்தில் வச்சு பார்த்தா மணலா இருக்கு பேஸ் ஜூமில் பார்த்துறாங்க என்ன சொன்னா அவனுக்கு தெரியல எங்கிட்டு போகிறது இது நல்லா இருக்கும் ஓ இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் காக்கா முட்டை ஒரு மாதிரி வேற கலர்ல இருக்குடா அதுக்கு எப்படி உனக்கு தெரியும் அந்த படத்துல காமிப்பாங்க காக்கா முட்டை படத்துல அந்த படத்துல கட்டாய மாட்டாங்கல்ல ஏய் குடிப்பாயனடா உடச்சு படம் காட்டுறேன் அப்படியே வாங்க பாருங்க <laughs> கேமரா <laughs> மறுபடியும் ரீட்டேக் இது கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்களே சொல்லிடுறோம் இது வந்து ஓடு பாம்போட முட்டை அப்படின்னு நினைக்கிங்க நான் காக்காவோட தான் இருக்கலாம் நாங்கள் பாம்பு நம்ம போகிற இடமே நம்மளுக்கு சவாலாக தான் இருக்க போகுது சவாலாக இருக்குமோ பாம்பு வாழ் இருக்கும் நாங்கள் போகலாம் பேரி மனசு ஏற்றிக்கிட்டு பேண்டை ஏற்றிக்கிட்டேன் பேண்டை ஏற்றிக்கிட்டு எட்டு வச்சா ஏங்க பாம்புடா ஏய் விஸ்வா என்னடா பயப்படலாம் அப்படி நல்லா இருக்காரா பயப்படுற மாதிரி ரியாலிட்டியாக பண்ண தெரில அப்புறம் நீங்களும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன எதாக இருந்தாலும் எடுக்க சொன்னீங்க Yeah. பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டேன் பாம்பு புத்துனா கையை விடுறதான் செடினா வளராது பழகலாம் ஏறலாமா வேணாமா காமெடி கேட்டதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறீங்கன்னா விடு விடு டெம்ப்ளேட் போட ஈஸியாக இருக்கிறப்ப போயிடாது இருக்கும் பாருங்க இருக்குங்கிற கூட இருக்கு இருக்கணும் இருக்கும் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் கேமராமேன் அதை பதிவு பண்ணுங்க எங்கள் பேக்கே காமிச்சாங்க இதுதான் பொன் பெருமாள் கோயில் அதான் நாம ஆனால் மேலே பசங்க தான் இருப்பாங்க அது வேற பொன் பெருமாள் பொண்ணு பசங்க வேற ஒன்று வாங்க நம்ம அடுத்து மலைக்கு மேலே போய் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோட காட்டுறோம் பார்ட் டூவில் சொல்கிறேன்